எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க சாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்டுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னுமே நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கிறது இந்த சாரீஸ்க்கு ஏதாவது ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க நம்மக்கிட்ட அவைலபிளாக இல்லைங்க ஆனால் எங்கே நல்லதாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போடுறது சல்வார் ஸ்டுடியோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் ஸோ இவங்க வந்து எதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா நிறைய variety of readymade sari blouses வந்து இவங்ககிட்ட ரொம்பவுமே இருக்குங்க அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா cotton cotton Lycra silk cotton dupion silk georgette knitted silk net இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான ஃபேப்ரிக்ஸில் வந்து இவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலரும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சாய்ஸஸில் இருக்குது பிளைன் கலர்லேயும் இருக்குது அதாவது ஃபுல் பிளைன் ஒரே கலர்லேயும் கிடைக்கும் மல்டி கலர்ஸில் கூட இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த ப்ளவுசஸ் எல்லாம் எம்ப்ராய்டரி டைப்லேயும் இருக்குங்க பிரிண்டட் டைப்லேயும் கிடைக்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கு ப்ளவுஸு கூட கிடைக்குங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ட்ரெடிஷ்னல் சில்க் சாரீஸ்க்கு வியர் பண்ணுறது மாதிரியும் கிடைக்கும் டிசைனர் சாரீஸ்க்கும் இருக்குது பார்ட்டி வியர் சாரீஸ்க்கு கூட இவங்ககிட்ட ரெடிமேட் ப்ளவுசஸ் அவைலபிளாக இருக்குது மாடர்ன் டிசைன் பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா ரஃபுல் பேட்டர்ன் பஃப் லேயர்ஸ் எல்லாமே கூட யூஸ் பண்ணி இவங்க வந்து ப்ளவுசஸ் வந்து ரெடிமேட் ரெடிமேட் ப்ளவுசஸ் வச்சுருக்காங்க சைஸஸ் வந்து தேர்ட்டி டூலேருந்து ஃபார்ட்டி ஃபோர் சைஸஸ் வரைக்குமே இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குங்க அண்டு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸு சல்வர் ஸ்டுடியோ இவங்களுடைய ரெடிமேட் ப்ளவுசஸை வந்து நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட ஓன் வெப்சைட் கூட அவைலபிளாக இருக்குங்க அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீன்லேயே கீழே நம்ம லெஃப்ட் சைடில் வியூ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த வியூ ப்ராடக்ட் டேக் நீங்கள் யூஸ் பண்ணி கூட போய் நீங்கள் வேணும் அப்படிங்கிற ப்ளவுசஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயே இருக்குங்க அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கிது டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கிடைக்கிது ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுமாங்கிறத அதுவும் வந்து இமீடியேட்டாக வேணும் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ்க்கு உண்டான ப்ளவுசஸை வாங்கிக்கலாங்க நம்ம இப்போ இந்த சாரீ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு பேஸ்டல் க்ரீன் கலரில் இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்தும் அதே மாதிரி தாங்க கொஞ்சம் லைட் அண்ட் டார்க் இது தாங்க இதோடைய காம்பினேஷனே sari number one one zero பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு டெஸ்ட் சரியில் இருக்குங்க உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடுது ப்ளவுஸ் பார்க்குறீங்க இது வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய சாரி அதாவது பல்லுவன் and blouse blue and green mixing body உங்களுக்கு லைட்டு க்ரீன் வரும் பேஸ்டல் க்ரீன் மாதிரி வரும் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் பார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பியூராக இல்லையான்னு ஸோ நிறைய வீடியோஸ்லேயே நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணியும் காட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு செப்பரேட் வீடியோவும் கூட போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்து அது மூலமாக நீங்கள் கூட வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ சாரியுடைய நம்பர் ட்ரிபிள் ஒன் ஸோ இந்த சாரியில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இது எஜ்ஜு ஸோ இது வந்து எஜ்ஜு ஸோ எஜ்ஜில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டமில் பிளாக் கலர் வரும் இதையும் ஏன் நாங்கள் காட்டுறோம் அப்படின்னா இது உள் சுத்து தாங்க ஸோ இது நெக்ஸ்ட் சாரியோட வரும்போது உங்களுக்கு இப்படி வருது ஸோ இது உள் சுத்து தான் வெளியே தெரியவே தெரியாது இருந்தாலும் அதை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் காட்டுறோம் body of sari mehndi green கலரில் இருக்குங்க அதாவது மஸ்டர்ட் எல்லோ கூட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ பிளாக் கலர் த்ரெட்டு சாரீயில் நிறைய இடங்களில் விசிபிள் ஆகும் பல்லுவன் ப்ளவுஸ் பீகாக் ப்ளூ கலரில் இருக்குங்க இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரியில் தான் புட்டான் இப்போ ஒரு டிசைன் எடுத்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர்னில் பார்க்குறோம் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லா புட்டாவுமே உங்களுக்கு வந்து சின்ன புட்டாவாக இருக்கும் அண்டு கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்கும் sari number double one two பல்லுவன் ப்ளவுஸ் டபுள் ஷேடில் வருதுங்க purple colour body of sari algae green கலர்லேயே லைட் கலரில் வருதுங்க ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டார்க்கு ப்ளூ um, மாதிரி மிக்ஸ் ஆகிருக்குங்க அதாவது டார்க் இங்க் ப்ளூ வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த இங்க் ப்ளூ மிக்ஸ் ஆனது உங்களுக்கு லைட் லைட்டாக வந்து சாரிலேயே தெரியும் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா light colour and dark colour mix பண்ணும்போது உங்களுக்கு டார்க் கலர் த்ரெட் வந்து சாரியில் விசிபிள் ஆகும்னு அது மாதிரி இந்த சாரிலையும் உங்களுக்கு இந்த டார்க் கலர் ப்ளூ கலர் வந்து சாரியில் விசிபிள் ஆகுதுங்க sari number double one three so கைத்தறியில் நெசவு பண்ணும்போது இந்த கைத்தறி மார்க்ஸ் எல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து நெசவு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் சின்ன சின்னதாக கொஞ்சம் வரதான் செய்யுங்க sari number double one three பல்லுவன் blouse magenta body of sari double shade pinkish orange சாரியுடைய price six thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க பேமெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி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 வரும் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் நீங்கள் பார்க்குற எயித்து கலர் சாரீ இது number double one seven next sari double one eight இதுலேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பிளாக் கலர் தாங்க பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பிக்கா க்ரீன் கலரில் வரும் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சரி வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது அண்ட் எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு உங்களுக்கு வரவே வராதுங்க next sari sari number double one nine கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பல்சரி கம்பேர் பண்ணி பார்த்துருங்க குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒனே முக்கால் வர்ப்பில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கு தாங்க வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் சாரீ உங்களுக்கு தின்னாக தான் வரும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீ பலூன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வயலட் ஷேடு அந்த வயலட் ஷேடு எப்படி வருதுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகும்போது என்னென்னா blue and rani pink mix ஆகும்போது உங்களுக்கு பல்லுவன் ப்ளவுஸ் வயலட் ஷேட் மாதிரி வரும் பாடி ஆஃப் சாரியும் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு டபுள் ஷேடில் வருது blue blue and green light டோனாக அப்படியே வரும் sari number one two zero one twenty body of sari magenta colour பல்லுவன் blouse orange colour so second பேட்டர்னில் நம்ம பார்க்குறோம் இதுலேயுமே ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தான் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் சாரீஸில் வந்து டசில்ஸ் போடலைங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசில்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க next sari number one twenty one இதுவுமே உங்களுக்கு டபுள் ஷேடில் தான் வருது பழுவன் blouse pinkish orange body of சரியும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் டபுள் ஷேடில் வைலட் வைலட் ஷேட் மாதிரி இருக்கும் அதாவது இங்கு ப்ளூ உங்களுக்கு அந்த சாரி ராயல் ப்ளூ கூட என்ன இருக்கும் அப்படின்னா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் வயலட் அண்ட் ராயல் ப்ளூ மிக்ஸிங்கில் டபுள் ஷேடாக தெரியுது இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணுங்கள் சாரீ கோடு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்ல முடியும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணாவே போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சாரீ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரீ உங்களுக்கு வேணும்னா sari number one twenty two so one twenty two book அப்படின்னு இந்த ரெண்டு வேர்டு இருந்தால் கூட போதுங்க அந்த மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் எங்கள் ரிப்ளை வரும் நாங்கள் ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு வருவோம் அப்படி உங்கள் மெசேஜ் நம்ம பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் அந்த நம்பரை புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா உங்கள் நம்பரை நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே புக்குடு ஃபார் யூங்கிற ரிப்ளை கொடுப்போம் சப்போஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸ் நம்பர் ரிப்ளை வரலன்னு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அது ரீசன்ட் மெசேஜ் போயிடும் நம்ம உங்களுக்கு மெசேஜை லேட்டாக தான் பார்ப்போம் அப்படி லேட்டாக பார்க்கும்போது அந்த சாரீ இல்லாமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தது one twenty two body of sari violet கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குங்க இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தான் புட்டாஸ் வரும் sari number one twenty three பல்லுவன் blouse ink blue body of sari green கொஞ்சம் இதுவும் டிஃப்ரெண்ட்டான க்ரீன் ஏன்னா இதுவும் மிக்ஸ்டு தான் இன்னொரு கலரோட மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் டபுள் டோனில் தான் வரும் ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்குமே ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கண்டிப்பாக வந்து கைத்தறியில் நெசவு பண்ணுறது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸோட தாங்க வரும் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டன் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சரியில் இந்த இடத்துலையே நான் சொல்கிறேன் ஸோ இது புட்டா அப்படின்னா இது புட்டா எஜ்ஜில் இருக்கும்போது இந்த இடத்துல லைட்டாக விலகி இருக்கு இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஹேண்ட்லூம் மார்க் தான் ஸோ கைத்தறியில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க ஸோ கைத்தறி ப்ராடக்ட்ஸ் பற்றி தெரியுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஸோ அது தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்ருக்கோம் பல்லுவன் blouse ink blue body of sari royal blue ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க அண்ட் பல்லு ஒர்க் ஆல்சோ டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த த்ரீ லைன்ஸ் கூட உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரி தான் next sari sari number one twenty five பல்லுவன் blouse blue light blue sky blue கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு டபுள் ஷேடு லைட் கலர் அதாவது க்ரீன் அண்டு ப்ளூ மிக்சிங்கில் இருக்கும் லைட் கலராக வரும் இந்த டைப் ஆஃப் சாரியில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்டில் லைன்ஸ் வர மாதிரி இருக்குங்க மற்றதுலாம் வந்து உங்களுக்கு பிளைனாக வருது அப்படின்னா இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் லைன்ஸ் வர மாதிரி இருக்கும் ஸோ அது மைல்டாக தான் இருக்கும் next sari sari number one twenty six பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வைலட்டுன்னு சொல்ல முடியாது இங்கு ப்ளூன்னு சொல்ல முடியாதுங்க ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பாடி ஆஃப் சாரியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டபுள் டோன் மாதிரி இருக்கும் blue next sari sari number one twenty seven பல்லுவன் blouse sky blue colour light colour body of sari also pastel ஷேடுங்க எஸ்பெஷலி இந்த மாதிரியெல்லாம் பேஸ்டல் ஷேட்ஸ் வரதெல்லாம் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு சாரீ வந்து கைக்கு வரும்போதும் கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் sari number one twenty eight பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நவாப்பிள கலர் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா டார்க்கு வயலட்டில் பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி வய வயலட்டே உங்களுக்கு நல்லா டார்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் உங்களுக்கு பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு பாடி ஆஃப் சரி அதே மாதிரி தாங்க பர்பிளில் உங்களுக்கு பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ டார்க்காக இருக்கும் பிளாக் கலர் த்ரெட்டு வந்து சரிலேயே தெரியுங்க சில இடங்களில் next sari number one twenty nine பல்லுவன் blouse maroon with black combination body of sari algae க்ரீன்லேயே லைட் க்ரீனாக இருக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அதாவது இண்டிவிஜுவல் ஈச் சாரியோடைய ப்ரைஸ் வந்து six thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொரு சாரீ கூடையுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது அண்டு பியூர் சில்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுங்கிற அந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து கூட நீங்கள் நம்மக்கிட்ட சாரி வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வர்ணாங்கிற நம்ம நேம் வரும் உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் சாரீ கோடோட புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்